வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ஜனவரி தேர்ட்டீன் டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெண்ட்டி நைன் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு thirty eight thousand six hundred range கிட்ட வரையில நமக்கு வந்து ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்துருச்சு அப்படின்றனால இப்போ டுவெல் தேர்ட்டிக்கு புதுசாக ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகையில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம செல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன் வந்துருச்சு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அது வந்து ஃபர்ஸ்ட் டாரட் அண்ட் செகண்ட் டாரட்குரிய லைன் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் வந்து கொடுக்கும் இது நம்ம எவ்ரிடே மார்னிங் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி டே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டே ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெல் ஓ அப்புறம் என்ன கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி டேல பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டுவெல் பிஎம் இப்போ டுவெல் தேர்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு thirty eight thousand six hundred range கிட்ட செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்திருக்கு ஸோ அந்த நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் மேலே இருக்க அந்த ஃபஸ்ட் டாரட் லைனை கிராஸ் பண்ணுதா ஃபஸ்ட் டாரட்டை அச்சீவ் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்கறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் அதிலே வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ் என்னென்னு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து வந்துடும் நம்ம ஜஸ்ட் வந்து அந்த வர்ற கால்ஸை பார்த்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி வந்திருக்க அந்த செல் கால் நீங்கள் இப்போ ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் ஃபியூச்சரில் செல் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க செல் கால் செல்லிங் ரேஞ்சை விட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் டவுனில் இறங்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது நல்லா டவுனில் இறங்கி ஃபஸ்ட் டார்கிட்ட போய் ரீச் அவுட் கொடுக்குதா இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம டேரெக்டாகவே பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி எயிட் மேல் ஆகுது நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுச்சு செல்லிங் பாயிண்ட்லேயே தான் ரொம்ப நேரம் ட்ரேடிங் போச்சு ஒரு எக்ஸ்பிரி டேக்கு இருக்கக்கூடிய ஒரு மொமெண்டமே இல்லைன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ஆக போகுது இப்போ தான் மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாரட் ரேஞ்ச் கிட்டக்கே வருது ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் தர்றதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக டெட் ஸ்லோவில் மூவ் பண்ணி இப்போ தான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாரட் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது ஸோ நமக்கு இப்போ தான் வந்து ஒரு நைன்டி எயிட் பாயிண்ட் கிட்டக்க கிடச்சிருக்கு ஒரு ஃபஸ்ட் ஹாரட் பார்த்தீங்கன்னா ரீச் வந்து கிடச்சிருக்கு மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் கண்டிப்பாக தான் இறங்குச்சு லாஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் நல்ல ஒரு டவுனில் இறங்கினால இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாரட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச செல் கால் ஃபஸ்ட் டாரட் வந்து ஒன் ஹவர் கழிச்சு ரீச் அவுட் கொடுத்துருக்கு நமக்கு செல் கால் பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டிக்கு வந்து ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது இப்போ நமக்கு ஒன் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே வந்து ட்ரேடிங் வந்து ரெக்கவரி கொடுத்து போய்கிட்டு இருக்கேன் ஸோ ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட் டாரட்டை மட்டும் ரீச் அவுட் கொடுத்துச்சு ஒரு நைன்டி எயிட் பாயிண்ட் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸில் தான் போகுது நம்ம இப்போ ஒரு ஆப்ஷனும் பார்க்கலாம் ஸோ ஆப்ஷன் பார்க்குற மூலிமா நமக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஆப்ஷன்லையும் என்ன மாதிரி கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty nine thousand put option so அந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டுவெல் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் வந்திருக்கு பை கால் ஃபோர் நைன்ட்டி நைனில் பை பண்ணலான்னு வந்திருக்கு நைன்ட்டி செவன் கிட்டக்க வந்தது நல்லா வந்து சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு மேலே போயிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீப்பான இந்த மணி ஆப்ஷன்றனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல்லிங் ரேஞ்ச் கிட்ட வந்தாலும் நமக்கு இப்போ பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ரேஞ்ச் கிட்ட ட்ரேடிங் போகுது இதில் நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு முன்னாடியே ஆக்சுவலி பைக்கால் வந்து வந்திருக்கு ஃபோர் நைன்ட்டி செவன்லேயே பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு வந்தது சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் மொமெண்டம் கிடச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாகவும் ஆப்ஷனில் பார்க்குறதுனா பார்க்கலாம் டேரக்ட் ஆப்ஷனுக்கு நாங்கள் இந்த மணி ஆப்ஷன் ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா அதில் கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி உங்களுக்கு அந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போது அதில் வர கால்ஸ் பார்த்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வச்சு கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சும் அதை பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் பற்றின டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ